வளர்ந்துகிட்டே வரோம் பார்த்தீங்களா கேமராவே பத்த மாட்டேது எவ்வளோதான் கவர் பண்ணுறது அதெல்லாம் காட்டி எடுங்க இன்னும் கறி வாங்கிட்டு வந்துருக்காங்க இவங்கள பார்த்தீங்களா இருக்கிற கறி பத்தாதுன்ட்டு இன்னும் வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆ அதானே சும்மாவா அது வந்து பிராய்லரு கிரில் பண்ணுறோம் இது வந்து நாட்டுக்கோழி இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி அதை தனியாக வச்சாச்சு இப்போ அடுத்து கண்ட்ரி சிக்கன் கிரேவி அதாவது நாட்டுக்கோழி கறி நாட்டுக்கோழி கறி கவர் ஃபுல்லாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறாரு Hehehehe <laughs> இந்த பக்கம் பாத்தீங்களா எவ்வளோ நாள் தெரியுமா திருப்பூர் ஒட்டாது ஓடுவா ஓட்டுதான் ஃபஸ்ட்டாக இது 简单。想完了。 நல்லா ரெடி ஆயிருக்கு சூடாலாம் இருக்காதுடா குண்டம் நல்லா வாசனையா இருக்கு நாட்டுக்கோழி ம் நல்லா வெந்திருக்கு செம்மையா இருக்கு அழகா இருக்கு உட்காந்து சாப்பிடு சாப்பிடு போட நான் வேறு அவன்